கமிஷனர் அலுவலகம் வந்த பெண்ணை காவல்துறையை கடத்தி ரவுடிகளுடன் இணைந்து பதினைந்து நாட்கள் அடைத்து வைத்து பாலியல் சித்திரவதைகள் செய்து அவர்களது பணம் மற்றும் சொத்துக்களை பிடுங்கியிருக்கிறார்கள் மேலும் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட ஆந்திர ரவுடிகள் காவல்துறையினர் இதுவரை கைது செய்யப்படவில்லை இந்த விவகாரத்தில் கட்டஞ்சாயத்து செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரி தினகரன் சஸ்பெண்டு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது அயப்பாக்கத்தைச் சேர்ந்த தொழிலதிபரான ராஜேஷ் அவரது குடும்பத்தினர் ஆகியோரை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு கும்பல் கடத்தி பண்ணை வீட்டில் அடைத்து சொத்துக்களை அபகரித்ததாக சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தனர் இந்த வழக்கில் காவல்துறையினருக்கும் தொடர்பிருந்ததால் வழக்கு சிபிசிடிக்கு மாற்றப்பட்டது மேலும் தொழிலதிபரை கடத்தியதாக திருமங்கலம் உதவி ஆணையர் சிவகுமார் காவல் ஆய்வாளர் சரவணன் உதவி ஆய்வாளர் பாண்டியராஜன் காவலர்கள் கிரி பாலா சங்கர் கோடம்பாக்கம் ஜிய சிவா ஸ்ரீனிவாசராவ் அவரது மகன் தருண் கிருஷ்ணா பிரசாத் ஆகிய பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிசிடி காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய கோடம்பாக்கம் செய்ய கடத்தலுக்கு துணை போனதாக வெங்கட் சிவநாதகுமார் ஆகிய இருவரை சிபிசிடி காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக இருந்து வரக்கூடிய காவல்துறையினர் உள்பட ஒன்பது பேரை சிபிசிடி காவலர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த நிலையில் தொழிலதிபர் ராஜேஷை கடத்திச் சொத்துக்களை அபகரித்த அதே கும்பல் தனது கணவரான தொழிலதிபர் வெங்கடேசனையும் கடத்தி சொத்துக்களை அபகரித்ததாக வெங்கடேசனின் மனைவி கோமதி பேசிய காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை தொழிலதிபர் கோமதி வெளியிட்ட காணொலியால் வந்த காணொலியில் எனது கணவருக்கு தொழில் ரீதியாக பழக்கமானவர் சிவா தொழில் கூட்டாளியாக இருந்த சிவாவிடமிருந்து கணவர் வெங்கடேசன் பல கோடி ரூபாய் வரை கடன் பெற்றார் பின்னர் திடீரென சிவா கடனை உடனடியாக தர வேண்டும் எனக் கூறியதால் அலுவலகத்தை விற்று பாதி பணத்தை கொடுத்தார் ஆனால் மீதமுள்ள பணத்தை உடனடியாக தர வேண்டும் என தெரிவித்ததால் தர முடியாமல் தவித்தபோது சிபி பேசுவதாக கூறி ஆந்திராவிற்கு உடனடியாக வர வேண்டும் என சிவா தொழிலதிபர் ஸ்ரீனிவாசராவ் ஆகியோர் எனது கணவர் வெங்கடேசனை அழைத்தனர் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் ஸ்ரீனிவாசராவ் மற்றும் சிலர் எனது வீட்டிற்கு வந்து தங்கி பணம் கேட்டு மிரட்டி எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தனர் எனது கணவர் வெங்கடேசனை சோழவரம் வீட்டில் அடைத்து பணம் கேட்டு துன்புறுத்தி திருமுல்லைவாயில் உள்ள வீடு நகைகள் உள்பட சுமார் ஒன்றரை கோடி சொத்துக்களை அபகரித்துவிட்டனர் அப்போது வெங்கடேசனின் வங்கிக் கணக்கை ஆய்வு செய்தபோது தொழிலதிபர் ராஜேஷிற்கு தாங்கள் அவருக்கு செலுத்திய கடன் தொகையை தவறாக எண்ணி அந்த கும்பல் ராஜேஷை கடத்தி பண்ணை வீட்டில் அடைத்து வைத்து சொத்தை அபகரித்தது காவல்துறை ஏபிஎஸ் அலுவலர் ஒருவர் அலுவலகத்திற்கு வெங்கடேசன் ராஜேஷ் ஆகியோர் சென்றபோது ஸ்ரீனிவாசராவ் சிவா ஆகியோர் முன்னிலையில் மூன்று மாதங்களுக்குள் பணம் தர வேண்டும் இல்லையென்றால் சொத்தை எழுதித் தர வேண்டுமென ஐபிஎஸ் அதிகாரி மிரட்டினார் தங்களை மிரட்டிய கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் பண்ணை வீட்டில் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தொழிலதிபர் வெங்கடேசன் காவலர்களுடன் ஒரு ரவுடி கும்பல் வெங்கடேசனின் வீட்டில் வந்து மிரட்டுவது போன்ற சிசிடிவி காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜேஷ் கடத்தல் வழக்கில் ஒரு திருப்பமாக இன்னொரு தொழிலதிபர் அந்த கும்பலால் கடத்தப்பட்டு சொத்து இழந்திருப்பது திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சிபிசிடி காவலர்கள் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட ஆந்திர ரவுடிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை இதில் சம்பந்தப்பட்ட கடத்தல் காவல்துறையினர் இதுவரை கைது செய்யப்படவில்லை இந்த விவகாரத்தில் கட்டம் ஜாயத்து செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரி தினகரன் சஸ்பெண்டு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது என் பேர் கோமதி என் கணவர் பேர் வந்து வெங்கடேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பிபிஓ நிறுவனத்தை நடத்தி வந்துட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல சிவகுமார் என்றாரு அறிமுகமானவர் பதினேழுல அந்த பிபிஓ நிறுவனத்தை நான் எடுத்து நடத்திக்கிறேன் நான் என்னுடைய பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்ததுனால அவர் வந்து நான் எடுத்து நடத்திக்கிறேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்து நிறுவனத்தை வாங்கி வாங்கிக்கிட்டாரு அந்த நிறுவனமும் நாங்க வித்துட்டோம் வித்து ஒன்றரை வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து ப்ராஜெக்ட் மேற்கொண்டு வேணும் அப்படின்னு சொல்லி சில அமௌண்ட்டை கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் மேற்கொண்டு வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு என்னால கரெக்டான டைமுக்கு அது ப்ராஜெக்டை கொடுக்க முடியாதனால அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் கொடுத்துடலாம்னு சொல்லி பாதி அமௌண்ட்டை நாங்கள் வீட்டு லோன் போட்டு அவருக்கு கொடுத்துட்டோம் அது அது கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா எல்லா அமௌண்ட்டும் வேணுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சாரு கேட்க ஆரம்பிச்சாரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு எனக்கு ஆந்திரால இருந்து கால் வந்தது நான் சிபில இருந்து பேசுறேன் எனக்கு நீங்க உடனே வந்து குண்டூருக்கு வரணும் எல்லா அமௌண்ட்டும் நீங்க செட்டில் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இதெல்லாம் கம்பெனி நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி எனக்கு கால் வந்தது இந்த மிரட்ட ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நீ வந்து பணத்தை நீ முன்னூரில் வந்து எடுத்துட்டு வரல அப்படின்னா உன் ஃபேமிலி மொத்தமாகவே தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சாங்க இதை என்ன மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லாயரை கன்சல்ட் பண்ணி சஜஷன் கொடுத்துட்டு பேசிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல ராஜேஷ்ன்றவரை இவங்க எடுத்து கட கடத்திட்டு போயிட்டு அவருடைய லேண்ட் எல்லாமே எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னதுனால எங்க லாயர் மூலியமா அவர் வந்து அந்த அந்த பிரச்சனையில இருந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுநாள் பிரச்சனை வந்து ரிலீஸ் பண்றோம் ராஜேஷ்ன்றவர் பாத்தீங்கன்னா எங்க கணவரோட பிசினஸ் லிங்க்கும் அவருக்கு சில அமௌண்ட்டும் அவர் கடன் மூலயமும் அவர் வந்து எங்க கணவர் கொடுத்திருந்தாரு இந்த தெரிஞ்சுக்கிட்ட சிவகுமார் வந்து சிவா அதாவது எங்களுடைய அந்த பிசினஸ் பார்ட்னர் சொல்றாங்க அந்த சிவான்றவர் வந்து ராஜேஷ் கிட்டதான் எல்லா பணமும் போயிருக்குன்னு சொல்லி அவரை வந்து எல்லாமே த்ரெட்டனிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களையும் சரி த்ரெட்டனிங் பண்ணதுனாலதான் நம்ம நம்மளோட லாயர் மூலயமா அவரை வந்து ரிலீஸ் பண்ண முடிஞ்சு நம்ம மறுநாள் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் முடிஞ்சு நம்ம மறுநாள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தினகரன் தினகர் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க sir additional commissioner Dinakaran IPS அவர் வந்து ஒரு மூலியமா லாயர் மூலியமா கால் பண்ணி அந்த ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க அங்க போய் பார்த்தா சிவ சிவாவும் சீனிவாச ராவும் சொல்லிட்டு அவரும் அப்புறம் நாங்க எங்களோட சைட்ல இருந்து ராஜேஷும் வெங்கடேஷன் கணவரும் போயிருந்தாங்க மூணே மாசத்துல எல்லா அமௌண்ட்டும் வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க சரி எங்களால வந்து மூணு மாசத்துல எதுவும் பண்ண முடியாது இல்லைன்னா வந்து ஃபேமிலியை தூக்கிடுவோம் ஃபேமிலி ஃபுல்லாவே காலையிடும் எனக்கு அவங்களுக்கு வந்து கரெக்டான தண்டனை ஃபுல் பனிஷ்மெண்ட் வேணும் மேல எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு உயிர் உயிருக்கே ப்ராப்ளம் வரும் எப்ப வேணா எப்படி வேணா பாதுகாப்பே இல்லாம இருக்கோம் நாங்க மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பவும் கடத்தலாம் திருப்பி எங்க உயிருக்கு ஆபத்து நிறைய இருக்கு அதனால எங்களுக்கு ஒரு ஒரு இப்பவே நம்ம ஒரு ஒரு நாளும் வந்து இவன் இப்ப வந்துருவானா அப்ப வந்துருவானா ஏதாவது பண்ணிடுவானா நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பயந்து பயந்து பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்னாலும் அவங்க ஏதாவது ஒரு நாலு பேர் அனுப்பி பாக்குறது அது மாதிரி எல்லாம் பண்றாங்க அவங்க அதனால எங்களுக்கு சின்ன சின்ன விஷயம்னா கூட எங்களுக்கு பயந்து பயந்து பயந்து பயந்து வெளியே போனாலும் கஷ்டமா இருக்கு பயந்து பயந்து வந்துட்டு இருக்கோம் ரோட்ல போனாலும் ஏன்னா அந்த மாதிரிலாம் மிரட்டி இருக்காங்க ரோட்ல போனா லாரி வச்சு ஏற்றிடுவேன் கார் கார்ல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி எங்க நிறைய நடத்திருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம்னால எங்களுக்கு கொஞ்சம் பயமாவே தான் இருந்துச்சு இப்பவும் அப்படியேதான் இருந்துட்டு இருக்கும் அதனால எனக்கு கரெக்டான தக்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் நீங்க வாங்கி கொடுத்தாகணும் எனக்கு இது ஒண்ணுதான் தேவை எனக்கு இது பண்ணி கொடுங்க இது நல்ல தக்க பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு எங்களுடைய